அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் இது வந்து ஒரு ஒன் மினிட் சார்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஒன் மினிட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக மார்க்கெட்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் நமக்கு வந்து ஒரு டூ பிஎம் மார்க்கெட் பார்க்குறோம் ஸோ இந்த டூ பிஎம் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுது ஒரு சடனாக ஒரு பெரிய candle so upper side break out அந்த பிரேக் அவுட் ஆனதுனா நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா இப்போ பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy at thirty four thousand seven nineteen point thirty so future trader இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்க முடியும் அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இதில் உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ இந்த சார்ட்டை பார்ப்பீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ஜஸ்ட் உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணிக்குவீங்க அதுவும் உங்களுக்கு மேனுவல் ட்ரேடிங் மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்டோ ட்ரேடிங்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க நம்ம கிடைச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு லாங் ரன் போச்சு அந்த லாங் ரன் ரனில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் நிறையா மொமெண்டம் அகைன் பையிங் ரேஞ்ச் வந்துச்சு பட் ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty four six hundred call option ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் இது டார்கெட் ஸ்டாப்லாஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக கிடைக்கும் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டிகே இருக்குது ப்ரீமியம் வந்து எப்பயுமே வந்து கரைஞ்சிட்டே இருக்கும் ஸோ அந்த ரீசன்காண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் மட்டும்தான் இதில் தெளிவாக வந்து கிடைக்கும் இதில் த்ரீ ஃபார்ட்டியில் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு த்ரீ நைன்ட்டி வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துருக்கு இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அர்த்தமணி மணி ஆப்ஷன் மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ